பிஸ்னஸ் பிஸ்னஸ் அலைஞ்சி லைஃப்பை கொட்ட விட்டுற மாறிட்டேன் மாறிட்டேன் எப்படி சொல்லுவாங்க ரெண்டாவது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்துட்டு பிஸ்னஸ் விடுறதுக்கு காரணம் வந்துட்டு அடுத்த பாயிண்ட்டு நீ எடுக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு பணம் பணம் அதில் இருக்கும் நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேர்ட் கிரேட் வேலை பார்க்குற மாதிரி நீ பார்ப்பானோ வேலை ஃபாலோ பண்ண அப்படின்னா அவனுக்கு தைரியம் இருக்கணும் பார்க்கல வியூஸ் போல் தூக்கி குப்பையில் போட்டேன் எடுத்துக்கோ புரியாதவன் புரியும் எனக்கு ஏற்றுக்கிறதுக்கு லேட்டாக அப்படியே மக்கு மாதிரி அலை அப்படிங்கிற மாதிரி நாம் பிஸ்னஸில் தோற்று போகிறதுக்கான ஒம்பது காரணங்கள் ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய கேவலப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கும் முத முதல்ல சேல்ஸு மீட்டிங்கு அந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது பயங்கரமாக கேவலப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அல்லது அவங்களால முடியாமல் எம்பாரஸ் ஆகி யாராவது இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு விஷயம் அப்பாடா சாமி இதெல்லாம் சரிப்பட்டு வர்றது நம்ம வேலைக்கு போகிறது நல்லது பிஸ்னஸ் இந்த விஷயங்கள் சரிப்பட்டு வருது அப்படின்னு நினைப்பாங்க காணாததுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை ஏதாவது இங்கே வேலைக்கு போகலாம்ல அந்த பிஸ்னஸ்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலப்படுத்துறது சப்போர்ட் இல்லாமல் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டு நம்ம பார்ட்னர் சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க நம்ம ஊர் நம்ம ஃபேமிலி நம்ம ரிலேட்டிவ் தாத்தா மாமா அப்பான்னு நம்மக்கிட்ட யாராவது பிரியல் இருப்பாங்க அவங்க கூட வேலை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் கவலைப்படுத்துவாங்க உனக்கு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்க நீ இல்லை ஒன்று நடக்காது அப்படின்னு உலகத்தில் எந்த பிஸ்னஸுமே கிடையாது அவங்க பிஸ்னஸ் சொன்ன உடனே சூப்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சக்ஸஸ் ஆன எந்த பிஸ்னஸும் கிடையாது கேவலப்படுத்துகிற எல்லோரும் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சவங்க மட்டும்தான் இருக்காங்க பிஸ்னஸில் அவங்க கேவலப்படுத்துறதுக்கு வந்துட்டு ஃபுல் வாய்ப்பு இருக்குது யார் என்ன கேவலப்படுத்தாலும் சரி நம்ம வந்து நம்ம என்ன செய்யணுமோ நம்ம உடம்பு கேவலப்படுத்தாலும் சரி நம்ம பிஸ்னஸ் கேவலப்படுத்தாலும் சரி நம்ம என்ன ஜெயிக்கணுமோ எதை நோக்கி போகணுமோ நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கமோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா எந்த யார் கேவலப்படுத்துகிறதும் நம்மளை ஸ்டாப் பண்ண முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் கேவலப்படுத்தும் போது நம்மளும் அக்செப்ட் பண்ணதுக்கு காரணமும் இந்த கேவலப்படுத்தும் போது பயந்து ஓடுறதுக்கு காரணம் என்னென்னா வேலை அப்படின்னா முப்பது நாள் கிடச்சுன்னா சம்பளம் கிடச்சிரும் ஆனால் இங்கே வந்து பணம் கிடைக்காது செக்கு கிடைக்குமா கரெக்டான பாதையில் போகிறோமா அந்த பிஸ்னஸ் கரெக்டாக மக்கள் கரெக்டாக நம்ம வச்சுருக்க ப்ராடக்ட் கரெக்டாக பிளான் கரெக்டாக எல்லாமே வந்து நமக்கு ஒரு டவுட் கொடுக்கும் ஒரு சர்டனிட்டி நிச்சயம் இல்லாத ஒரு ஒரு பாதையில் யார் போயிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ஐ ரிப்பீட் நிச்சயம் இல்லாத பாதையில் யார் போயிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்லணும் ஏன் பணம் பணம்னு அழைத வாழ்க்கையில் பணம் ஒன்றும் கிடையாது நிம்மதியான வாழ்க்கை வேலைக்கு போயிட்டு வந்தோமா வீட்டில் இருந்தோமா அதுதான் வாழ்க்கை அப்படிமா ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவெல்லாம் பணம் பணம்னு அழைதான் நினச்சிட்டாங்க ஆனால் பிஸ்னஸ் பண்ணதுக்கு உண்டான காரணம் அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணோம் எங்கள் அம்மாவுக்கு நான் அப்படி ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் என் ஒய்ஃப்க்கு என் ஹஸ்பண்டுக்கு நான் அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணோம் என் குழந்தைகள் நான் அப்படி வளர்க்கணும் இந்த விஷயங்கள் நான் செய்யணும் அப்படின்னு நமக்கு பின்னாடி ஒரு காரணம் வேணும் இது வந்து நமக்கான காரணம் நம்ம பிஸ்னஸ்க்கான ஒரு காரணம் இருக்குது இந்த தொழில் ஏன் பண்ணால் எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட் போய் சேரணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் இந்த சர்வீஸ் கிடைக்கணும் இப்படி நம்ம பிஸ்னஸ் வந்து மக்களை இப்படிலாம் யூஸ் பண் யூஸ் ஆகும் அதில் ஃபோக்கஸ் பண்ணும் வெறும் எனக்கும் எங்கள் அம்மா என் பொண்டாட்டி பிள்ளையை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பிஸ்னஸ் பண்ணால் அது ஓடுமான்னு எனக்கு தெரியல ஆனால் மக்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா மக்களை ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து முழுக்க முழுக்க ஓடுறது முழு வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்காக உடனே நம்ம எவ்வளோ தூரம் தெரியாது அதில் ஒரு சுயநலம் இருக்கும் மக்களுக்காக ஓடும்போது அந்த விஷயம் மக்களுக்கு தெரிய வரும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க கேவலப்படுத்துறதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கேன் சரியா வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபுல் கூட்டத்தில் எங்கேயுமே யாருமே வீடியோ பண்ணல ஏன்னா அவன் லூசு பையன் மாதிரி கேமரா எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் உலகம் வந்து மக்களை நம்ம எப்படினாலும் கேவலப்படுத்துவாங்க இல்லையா இவ்வளோ மக்களில் யாரும் ஒருத்தர் கூட வீடியோ எடுக்கிறது எவ்வளோ பேர் அங்கே ஆனால் ஏன்னா இந்த பாயிண்ட்டை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் பிஸ்னஸ் பண்ணும்போது இவங்களாம் கேவலப்படுத்துவாங்க அந்த கேவலத்துலேருந்து இவங்க வெளியே வந்துடணும் இந்த விஷயத்தெலாம் நினச்சி அவங்க பயந்துடக்கூடாது இது எனக்குள்ளே ஓடுது இதுதான் என் காரணம் இதுக்காக யார் என்னை கவலைப்படுத்தாலும் சரி இங்கெல்லாம் ஹிந்திக்காரங்க என்னடா கண்டம் கண்டம் கண்டமுண்டான்னு பேசிட்டு போகிறாங்க அதுவே நினைப்பாங்க எனக்கு அது கவலை இல்லை ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது இந்த விஷயத்தினால நீங்கள் பிஸ்னஸ் விட்டுட்டு வெளியே போயிடக்கூடாது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காரணம் இருக்கலாம் அது ரொம்ப முக்கியம் இதை நினச்சி நான் ஓடி போகிறது கிடையாது இவங்களெல்லாம் நினச்சி பயப்படுறது கிடையாது இவங்களாம் இன்னைக்கு கேவலப்படுத்த முடியாது இன்றைக்கி கேவலம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது ரெண்டாவது விஷயம் தான் நீ ஸ்டாப் பண்ணுவாங்க நீ வந்து மிந்திய மாதிரி கிடையாது நீ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுத இப்படிலாம் உழைச்சி என்ன ஆக போகுது உடம்பை பாரு தூக்கத்தை பாரு லைஃப்பை பாரு ஃபேமிலியை பாரு டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படி சொல்லுவாங்க நம்மள உடனே சென்டிமெண்ட் ஆகி ஆமாம் ஃபேமிலி டைம் ஃபேமிலி டைம் கொடுக்கணும் நான் இல்லைன்னு சொல்ல பட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஒரு புது குழந்தை பிறந்திருக்கும் போது நம்ம ஃபுல் குழந்தையில ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அது வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் சொல்லி உங்கள் பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க நீ முந்தைய மாதிரி கிடையாது ரொம்ப மாறிட்ட நீ ஃபோக்கஸ் பண்ணு லைஃப்பை பாரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் அலைஞ்சி லைஃப்பை கொட்ட விட்டுறத நீ ரொம்ப மாறிட்ட இப்போலாம் எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க நீ மாறிட்ட நீ மாறிட்ட மாறிட்ட எப்படி சொல்லுவாங்க இது நமக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும் ரெண்டாவது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்துட்டு பிஸ்னஸ் விடுறதுக்கு காரணம் வந்துட்டு திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப வந்து இவங்க பிஸ்னஸ் பற்றி பேசுவாங்க எங்கே போனாலும் பிஸ்னஸ் பற்றி பேசுவாங்க என் மைண்டில் இதே ஓடிக்கிட்டே இருக்கும் அதை சுற்றி இருக்கவன் எல்லாம் கேவலப்படுத்தி கேவலப்படுத்தி ஐயையோ ஓடிருப்பா அவன் ஏதோ இது பண்ணதான் நம்மளை போட்டு தொல்லை பண்ணுவான் ஓடிருப்பா அப்படின்னு நம்மளை நினச்சாலே கேவலப்படுத்துது கிண்டல் பண்ணுது பண்ணுவானோ அப்போ நமக்கு தெரியணும் நம்ம வந்து அதை விட்டுருவோம் ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம மைண்டில் நம்ம பிஸ்னஸ் பற்றி மட்டும் தான் ஓடிட்டுருக்கு ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லை அப்போ அதை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுதோம் அப்படின்னா எல்லோரும் மக்கள் நம்ம ஃபுல்லாக அதை பற்றி தான் இருப்போம் நம்ம அதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு விஷயம் எல்லோரும் வந்து ஒரு ஒருத்த வந்து கல்யாணம் முடிக்க போகிறோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக எல்லோரும் அந்த கல்யாணத்தை பற்றி இந்த குடும்பம் ஃபேமிலி எல்லோரும் அதை பற்றி பேசுவாங்க ஒருத்தவங்க வந்து குழந்தை ஒன்றா இருக்காங்கன்னா எல்லோரும் அந்த குழந்தைய பற்றி குழந்தை ஒன்றை பற்றி எத்தனை மாதம் இருக்குது டாக்டர் பண்ணீங்களா அது பண்ணிங்களா பேசுவாங்க ஒருத்தர் குழந்தை பிறந்துட்டு அப்படின்னா எப்படி இருக்கா இப்போ ரெண்டு பிள்ளை குழந்தை எப்படி இருக்கா என்ன பண்ணுதா பேசுவாங்க ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம் யாராவது அதை பற்றி பேசினா கேவலப்படுத்தினா எதையும் கண்டுக்கக்கூடாது அடுத்த பாயிண்ட்டு நீ எடுக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு பணம் பணம் அதில் இருக்கும் நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்க அப்படிம்பாங்க இது தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறதுல நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்மளால் எவ்வளோ கெப்பாசிட்டியோ நாளைக்கு எதாவது பிரச்சனை நம்ம வீட்டை விற்று அதை விற்று நாளைக்கு எங்கேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி தான் ரிஸ்க் எடுக்கணும் எவன் பணத்தை எடுத்து போட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்புறம் என் பணம் போச்சுன்னா எனக்கு தெரியாதுடா நான் பிஸ்னஸ் பண்ண தொலைச்சிட்டேன் நீ நாசமாக போ அப்படின்னு சொல்கிற அந்த ரிஸ்க் நான் சொல்லலை அல்லது நம்ம அம்மா அப்பா தெருவில் இழுத்து விடுற ரிஸ்க்கு சொல்லலை மனைவி குழந்தைங்களை தெருவில் இழுத்து போட்டு ரிஸ்க் இல்லை அந்த ரிஸ்க் நான் சொல்லலை என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கெலாம் நம்ம எப்படி ஒரு பண்ண முடியும் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் எடுக்காத இது தேவையில்லாத வேலை சுற்றி சுற்றி சுற்றி நம்ம சொல்லணும் நெடுமாடி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸ் ரிஸ்க்கு பணத்தில் மட்டும் இல்லை நீ வந்து உன் வாழ்க்கையில் எடுக்க இல்லைன்னா இதெல்லாம் ஒரு தொழிலாக உன்னை கேவலப்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடிடுவானுவேன் எல்லோரும் அசிங்கமாக பார்ப்பாங்க உனிய தேர்ட் கிரேட் வேலை பார்க்குற மாதிரி உன்னை பார்ப்பானோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு வந்து எடுக்காத மதிப்பு மரியாதை போனோமா ஐயாயிரம் சம்பளம் வாங்கினா பத்தாயிரம் சம்பளம் வாங்க டீசனாக போனோமா வந்தோம் சோத்துக்குள்ளி இல்லாமல்லாம் வெளியே யாருக்கும் தெரியாது அவர் அங்கே வேலை பார்க்காரு இவருக்கு இங்கே வேலை பார்க்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதை இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா இவன் சோத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நான் யாருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஒரு சில கம்யூனிட்டியில் வந்து பிஸ்னஸ் பண்ணால் தான் பொண்ணு கொடுப்போம் ஒரு சில கம்பெனியில் பிஸ்னஸ் பண்ணால் பொண்ணு கொடுக்க மாட்டானா இல்லை அங்கே உள்ள தருதலைங்களும் அறவேக்கடுங்களும் அந்த சொசைட்டியில் அவனுள் பார்த்த விஷயம் அவனுள் பேசுகிற விஷயத்தை பற்றி முடிவு பண்ணணும் அதை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படிங்கிற நினைக்காதீங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் இருக்கும் ஒரு சூரிய வெளிச்சம் அங்கேருந்து நமக்கு கிடைக்கும் இருக்கலாம் அந்த சூரிய இடத்துல அந்த மாதிரி கிடைக்கும் சரி எதை பற்றி கவலைப்படாதீங்க இவனுக்கு பண்ணுற கேவலத்தை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் என்னென்ன கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ அந்தந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு அந்தந்த மாதிரி உங்களை பார்ப்பாங்க அதனால தான் கம்யூனிட்டி மதம் ஜாதி கீதி எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துடுங்க லைஃபு எல்லா ஜாதி எல்லா மதம் எல்லாம் அதுலேருந்து என்னென்னலாம் உங்களுக்கு நல்லா இருக்கோ அது இதெல்லாம் எடுத்துகிட்டு சொந்தமாக வேலை வருங்க தனிமையாக வாழ்கிறதுக்கு ஒருத்தன் என்ன தெரிஞ்சு வச்சோம் ஒருத்தன் மத போ ரிலீஜியஸை உண்மையில் ஃபாலோ பண்ணோம்னா அவனுக்கு தைரியம் இருக்கணும் தனியாக போகிற தைரியம் கூட்டம் சேர்க்குற தைரியம் இல்லை எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் வந்து கூட்டத்தில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் சேஃபாக இருக்கும் தனியாக இருக்க தனியாக இருக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அடுத்த விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நிம்மதியாக இருக்கிறது அல்லது மனசு நிறைஞ்சிருக்கிறது நம்ம நினச்சதை செய்கிறோம் நினச்சதை பார்க்குறோம் அப்படின்னு இருக்கும் இப்போ நான்லாம் சில வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் பார்க்கல வியூஸ் போல் தூக்கி குப்பையில் போடுறா இது சொல்லணும்னு நினச்சோம் சொல்லிட்டோம் இது மக்களுக்கு போய் சேரணும் அதில் தான் ஃபோக்கஸ் அப்படி சொல்ல ஸோ எவன் பார்க்க பார்க்கலன்னு நமக்கு முக்கியம் இல்லை சில வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ கொடுத்தாகணும் இது மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சவன் எடுத்துக்கோ புரியாதவன் எனக்கு கேத்துக்கிறதுக்கு லேட்டாக அப்படியே மக்கு மாதிரி அலை அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் இருக்கும் என்ன அர்த்தம் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்வீங்களோ அதில் உங்களுக்கு பெரிய ஆத்ம திருப்தி இருக்கும் மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் அப்பா அப்படின்னு அந்த அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஓகேவா இல்லை அந்த ஒரு நிம்மதி அந்த ஒரு மன நிறைவு மன நிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சந்தோஷம் தூக்கி போட்டு ஆடுறது பாட்டு கீட்டு சந்தோஷம் ஓ எஸ் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறது அதெல்லாம் இருக்குது இது வரும் போகும் ஆனால் மன நிறைவு இருக்கலாம் எப்பவும் நம்ம கூட இருக்கும் அந்த ஒரு நிம்மதி ஏதோ சாதிச்சிட்டோம் ஏதோ செய்கிறோம் ஏதோ யூஸ்ஃபுல்லாக செய்கிறோம் அந்த நிம்மதி இருக்கலாம் அது அந்த பிஸ்னஸில் நமக்கு இருக்குன்னா பார்க்கணும் எனக்கு அதில் ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும் அதாவது நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகணுமா அதாவது எதாவது பண்ணுறீங்களா ஏதாவது வேலை பார்க்குறீங்களா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஏதாவது பெருசாக பண்ணுங்கள் ஏதாவது புரோஜன் உள்ளதாக பண்ணுங்கள் பிறகு வந்து நம்ம வாழ்க்கை பெருசாக அமையும் அப்படிங்கிறதுல இருங்க பிறகு இந்த மக்களோட வாழ்க்கையை பெருசாக மாற்ற முடியும் அப்படிங்கிற பிஸ்னஸில் இருங்க நம்ம வாழ்க்கை நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ் ஊர் உலகம் மக்கள் இதை எதாவது பெருசாக பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் இருங்க அப்படிங்கிற இடத்துல வேலை பாருங்கள் அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் எப்படின்னா அந்த கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏதாவது ஒன்று பண்ணு நினைக்கிங்களா அது ஃப்யூச்சரில் ரொம்ப பெருசாக போய் சாதிக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த மாதிரி பண்ணலாமா இன்னொரு காரணம் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு போகுது காரணம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நடக்கலை அவன் ட்ரை பண்ணி பார்த்தான் முடியலை நீ ட்ரை பண்ணி பார்க்காத முடியாது எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது அவன் ஜெயித்ததும் அவன் தோந்ததும் அவன் பார்த்ததும் அதை நம்மகிட்ட திணிக்க பார்ப்பானுவன் அதை மாதிரி இடம்னா தெரியாது நம்மளும் அந்த மாதிரி இருக்கலாம் பட் செஞ்சு பார்க்கலாமே ட்ரை பண்ணி பார்க்கலாமே தோந்தால் பரவாயில்லையே தோல்விகள் மூலதனா வெற்றிகள் போய் சேரும் இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு செஞ்சு பார்த்தா தானே தெரியும் கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டேன் யாருக்கு தெரியாது இல்லையா நீ சொல்கிற அந்த வாழ்க்கை வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் இருக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் இருக்கலாம் இல்லையா நான் பார்த்த விஷயங்கள்லாம் இருக்கலாம் தெரியும் ஏன் அது இருக்கக்கூடாது எப்படி அவன் அவன் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மேலே திணிச்சிட்டு அது ரொம்ப கஷ்டம் அது பண்ண முடியாது நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அவன் பண்ணியிருக்கான் சித்தா பையன் பார்த்துருக்கான் பெரிய பையன் பண்ணியிருக்கான் தோந்து போயிட்டா நீ பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஒரு காரணங்கள் நம்மளை பிஸ்னஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியும் பணம் பணம் அப்படின்னு அலையிற ஒருத்தனும் இருக்கட்டும் அதே மாதிரி அப்படின்னு சொல் சொல்லி நம்மளை கவலைப்படுத்தாங்க ரெண்டாவது வந்துட்டு இதில் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது நீ வேஸ்ட்டாக போகிற பணம் லாஸ் ஆக போகுது இது பண்ணாது அப்படி சொல்கிற ஆட்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே இருக்கட்டும் இது வந்து இன்றைக்கே கொடுக்காது இன்றைக்கி நம்ம பணம் வந்து இன்றைக்கி கொடுக்காது இன்றைக்கி பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி நாளைக்கு ஒரு ஸ்டடி ஆகி ஸ்ட்ராங் ஆகி அப்புறம் தான் அந்த கேஷ் ஃப்ளோ அந்த சம்பாத்தியம் நினச்ச வாழ்க்கை அதெல்லாம் அப்போ தான் கொடுக்கும் இந்த விஷயம் அவனுக்கு சொன்னால் புரியாது அதை நினச்சிட்டு நம்ம அங்கே ஸ்டக் ஆகக்கூடாது நீ பணம் பணம் அலையிறன்னு சொன்னோன்னா இருந்தாலும் சரி இதில் ஒன்றும் போகாத பணம் கிடைக்காது வேலைக்கு போக மாதம் எண்டில் பணமாவது கிடைக்கும் அந்த மாதிரி சொல்கிறோன்னா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி கேவலப்படுத்துவாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க என்னம்மா என்ன வேணும் உனக்கு என்ன தேடி என் பகுதியில் இருக்கீங்க ரெண்டு பேரும் இருக்கட்டும் ரெண்டு பேரும் இருக்கட்டும் எதை பற்றி கவலைப்படாதீங்க என்ன வேணும் ஃப்ரெண்டா ம் சரி வெயிட் வெயிட் பொறுமையாக இருக்கணும் நமக்கு நாடம் வரும் நமக்குன்னு காலம் வரும் அன்றைக்கி நம்ம ஜெயிப்போம் அன்றைக்கி எல்லாத்தையும் கலக்கும் மேஷ்மலன் டெஸ்ட்டுன்னு ஒன்று உண்டு அது வந்து குழந்தைங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸு அந்த மேஷ் மிலோன் மிட்டாய் கொண்டு கொடுத்துட்டு நாலஞ்சு மிட்டாய் வச்சுட்டு அந்த ரூமில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த குழந்தைய வந்து கேமராவில் எடுத்துகிட்டே இருப்பாங்க இதை வந்து நான் வரந்தட்டியும் இந்த மிட்டாய் சாப்பிடாமல் இருந்தேன்னா வந்த ஒன்று பெரிய பேக்கெட் மிட்டாய் தருவேன் இல்லைனா அந்த ரெண்டு மிட்டாய் மட்டும் தான் நீ சாப்பிட முடியும்னு சொன்னாங்க அந்த பிள்ளையில் அதோடு படுற பாடு அதை வச்சுக்கிட்டு திரிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு அப்படி இருக்கும் எந்த குழந்தைங்கள்லாம் உடனே எடுத்து தின்னுட்டாங்களோ அவங்க வந்து வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போகலை யார் அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த அந்த அருஜி அந்த ஆசையை வந்து அடக்கிக்கிட்டு அப்படி வெயிட் பண்ணாங்களோ அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய லெவல் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒன்றும் கிடைக்காது கஷ்டம் இன்கம் இருக்காது வெறும் கஷ்டப்பட்டு தான் படணும் ரிட்டர்ன் ஒன்றும் கிடைக்காது கேவலம் ஒரு பயம் தன்னம்பிக்கை இல்லாது எங்கே போகிறோம் நடக்குமா நடக்காத அந்த இது இருக்கும் அந்த மேஸ்குலன் டெஸ்ட் மாதிரி ஒன்ஸ் நீங்கள் அதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் லைஃப் நல்லாயிருக்கும் கன்ஃபார்மாக இருக்குமான்னு தெரியாது அந்த தடையில் இருக்குமா ஆனால் ஏதாவது ஒரு தடையில் நமக்கு வந்துடும் ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது நம்ம செய்வோம் தோற்று போவோம் தோற்று போவோம்ல கற்றுக்கிடுவோம் இது வேலை செய்யலை அப்படின்னு அடுத்த ஒன்று ட்ரை பண்ணுவோம் அடுத்த ட்ரை பண்ணுவோம் ஆனால் ஒரு நாள் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் இருபத்தி ரெண்டு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் <laughs> காணாமல் போயிடுச்சு அதில் ஒரு பிஸ்னஸ் ஜெயிக்கும் கலக்கும் கொடிக்கட்டி பறப்போம் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிய வரும் பாசம் புகழ் மதிப்பு மரியாதை பணம் எல்லாம் கிடைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பிஸ்னஸ் ரெண்டு பிஸ்னஸ்லேயே ஆமாம் நான் எல்லாம் நான் உலகத்தில் எல்லா பிஸ்னஸ் என்ன உலகத்தில் எல்லாம் பண்ணியேன் உலகத்தில் எல்லாம் பண்ணல ஸோ நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம் ஸோ பிஸ்னஸாக இருக்கட்டும் அதாக இருக்கட்டும் பொறுமையாக இருப்போம் ஜெயிக்கும் போது நான் ஜெயிப்போம் எவன் என்ன கவலைப்படுத்தான் சொல்லி கண்டுக்காதீங்க இந்த ஒம்பது விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு நடந்திருக்கு அதை விட்டு நீங்கள் எப்படி வெளியே வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணலாமா